மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த காலவெளியில கத்துடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வாசிப்போமா நியாயாதிபதியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்திருக்க தீம் என்னது அவேக் அரைஸ் விழி எழும்பு என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்ம இந்த வருஷத்தை கடந்து போக ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் வாசிங்க பார்க்கலாம் ஆ ஆ சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ விழி எலும்பு அப்போ இந்த வருஷம் நீங்கள் விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது நடக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் அது ஏற்கனவே இந்த இடத்துல விழிக்கிறவர்களுக்கும் எழும்புகிறவர்களுக்கும் கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கட்டளை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ அதுதான் கட்டளை அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் விழிக்கும் பொழுதும் எழும்பும் பொழுதும் நீங்கள் உங்களை சிறையாக்கின வியாதியாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் மென்டல் ஆகினியாக இருக்கட்டும் நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் ராங் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் பேட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களை பின் இருக்கிறதான எண்ணங்களாக இருக்கட்டும் முன்னேற விடாதபடி இருக்கிறதான தடைகளாக இருக்கட்டும் இவைகளை எல்லாற்றையும் நீங்கள் தகர்த்தெறிந்து அவைகளை நீங்கள் சிறையாக்கி கொண்டு போகிற காலத்துக்கு வருகிறீர்கள் இது தீர்க்க தரிசன நிறைவேறுகிற காலம் இது இந்த விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது நடக்கிற நாலு மிக முக்கியமான ஆசிர்வாதங்கள்ல இரண்டு ஆசீர்வாதங்களை ஏற்கனவே நாம் பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவது ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் அல்லது மூன்றாவது உங்களை உங்களை உங்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கேரக்டரை உங்களுக்கு முன்பாக நான் படம் பிடித்து காட்டப் போகிறேன் முதலாவது நாம் பார்த்தோம் நீங்கள் விழுத்து எழும்புவீர்கள் என்றால் நீங்கள் என்னவா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒன் தைரியமாக சொல்லுங்க this is a place everybody can share சொல்லுங்க what opportunities you will be the door for new opportunities நீங்கள் வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகளினுடைய வாய்க்காலாக கதவாக கேட்வேயாக இருப்பீர்கள் அல்லது இன்னொரு சொல்லப்போனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி வாய்ப்புகளை தேடி நீங்கள் போக வேண்டாம் Am I speaking to the right crowd here? Are going back to the square one? When you receive the word of God, what you have to do? Celebrate, Celebrate it. Don't forget it. We are heavenly citizens. We, we, though we are in India, we are not Indians in the sense. We are heavenly citizens. Hallelujah. So the first blessing நீங்கள் விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது நீங்கள் வாய்க்காலாக புதிய வாய்ப்புகளை தேடி வருகிற அது உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கலாம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கலாம் இத்தனை லைஃப்லையும் இந்த ஆசீர்வாதம் கடந்தோம் இரண்டாவது நீங்கள் விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது நடக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னது you will be source of நீங்கள் உத்வேகத்தினுடைய உறைவிடமாக இருப்பீங்க நீங்க பேசினாலே மற்றவங்க என்ன ஆகுவாங்க இன்ஸ்பயர் ஆவாங்க நீங்க எதை செய்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனோட செய்வீங்க you will be a source for inspiration last week we had a beautiful message right what is இன்ஸ்பிரேஷன்ற தலைப்போடு கூட டெஃபினேஷனோடு கூட அதோடு கூட நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண முடியாதபடிக்கு அல்லது இந்த world no I was again going back and reflecting on the word அப்போ போகும்பொழுது அவர் God is a God of inspiration and சொல்றாரு நாளைய தினத்து குறித்து கவலைப்படாது ஏன் அது சொல்லிட்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்றாரு பெரிய தியரி இல்லைன்னு சொல்லல இ ஈஸ்வல் டு எம்சி ஸ்கொயர் அல்லது Pythagoras A square plus B square square C square அந்த மாதிரிலாம் தியரின்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு ஏ காட்டு புஷ்பத்தை பாரு அந்த மாதிரி சாலமோன் கூட உடுத்து வைக்கல அவைகள் லில்லி புஷ்பம் எவ்வளோ வெள்ளையாக படைச்சிருக்கா அது படைச்சது யாரு அதுக்கு உடுத்து வைக்கிறவர் உண்மையாக இருப்பார் என்றால் உன்னையும் அவர் நேசிக்கிறார் உன்னை பார்த்துக்கொள்வார் அண்ட் தட் இஸ் வை அவர் God is a God of inspirations நீங்க இன்ஸ்பிரேஷனை போற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம் every day in your life you you can see inspiration ஆனால் ஏன் இந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்குள்ள ஒர்க் ஆகலை அப்படின்ற ரீசனை போன வாரம் நம்ம செய்தியில் பார்த்தோம் கேட்காதவங்க தயவு செய்து இந்த மாலை வேலையில் அந்த செய்தி யூடியூப்பில் வரும் தயவு செய்து கேளுங்க பிகாஸ் ப்ராக்டிக்கலாக ஏன் இந்த inspiration God has kept that inspiration நாம தான் அதை உபயோகப்படுத்தாமல் கொண்டு வர முடியாமல் இருக்கிறோமே அதுன்ற செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு மூன்றாவது ஆசீர்வாதம் நீங்கள் விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது கத்தர் உங்களை வைத்த அந்த இடத்துக்கு கத்தர் உங்களை முன்குறித்த அந்த நோக்கத்துக்கு கத்தர் உங்களை உருவாக்கும் பொழுது அல்லது நீங்கள் தாயின் கருவில் ஒரு கருவாக உருவாக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை முன்குறித்து வச்சிருக்கிறாரு அந்த நோக்கத்துக்கு விழிக்கும் பொழுது எழும்பும் பொழுது உங்களை தேடி மூன்றாவது ஆசீர்வாதம் என்னென்னா அப்படின்னா நீங்கள் you will be a positive influence எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பி அ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க அப்படியாவே மாறுவீங்க எப்போ நீங்க சரியாக விழிக்கும் பொழுது சரியாக எழும்பும் பொழுது நீங்கள் செல்வாக்கும் உள்ளவர்களாக முற்போக்குள்ள சிந்தனையுள்ளவர்களாக செல்வாக்குள்ளவர்களாக இருப்பீர்கள் positive influence Am I speaking to the right crowd here? Are you understanding what I'm talking here? The third influence, third blessing is you will be a positive influence. If you arise and awake. Spurgeon ஒரு ஒரு அவருடைய பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருக்கார் ஸ்பர்ஜின் எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்க தெரியல வல்லமையான ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு a Christian guy சேவ் பண்ணப்பட்டன்னு சொன்னா that is of life but எப்போ வந்து அது முழுமையாகுது ரட்சிப்புனா நீங்கள் அந்த ரட்சிப்பை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் நற்செய்திய அந்த கிருபியை நீங்க சொல்றீங்க பத்தியா அப்பதான் உங்களோட ரட்சிப்பு முழுமையடைகிறதா உங்களால் மற்றவர்களுக்கு இயேசு என்னை ரச்சித்தார் இயேசு என்னை மீட்டெடுத்தார் இயேசு என்னை இவைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து இன்றைக்கு வைத்தார் என்ற அந்த நற்செய்தியை உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால் you are of saved person and that is why Christian life is not a tradition life என் அம்மா அப்பா கிறிஸ்டியனாக இருந்தாங்க நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன் என் பேர் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டின் அது இல்லை கிறிஸ்தவ life Christian life is always a positive influence You look different. You look different. Why? Because you have erased, you have awakened. நீங்கள் விழித்து எழும்பினபடினால மற்றவர்கள் பார்க்கிற பார்வை உங்களுக்கு இருக்காது அந்த பார்வையினூடாக உங்களோட பார்வை வித்தியாசமாக இருக்கும் வாசிங்க பார்க்கலாம் நியாயாதிபதிக்கு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு குயிக்கா வாசிங்க பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழுல என்ன வாசிக்கிறோம் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியா போனாங்க ரோட்டை விட்டுட்டு பக்க வழியா போயிட்டாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எப்போது பெரும் பாதைகள் பாழா இருக்கும் யாருமே யூஸ் பண்ணலனா எப்போ வேற மழை டைம்ல அப்புறம் ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் அது போறதுன்னு இது பாழாய் கிடக்குது எதுவுமே யூஸ் பண்ணல எப்போ டேஞ்சரா நீங்க எல்லாரும் நியர் எக்ஸாம்பிள் விட்டுறீங்களே ஓவரை யூஸ் பண்ணாலும் பாழ <laughs> அந்த பாடு இங்கே சொல்லல இது யூஸ் பண்ணாதனால பெரும் பாதைகள்லாம் பாழா போயிடுச்சு ஏன்னா மக்கள் எங்க நடக்கிறாங்க பக்க வழியா நடந்து போயிட்டாங்க ரோட்டுக்கு போ போறதுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆயிடுச்சு மக்களை சந்திக்கிற சந்திப்புகளை மாறிடுச்சு மக்கள் அவங்கவுங்க பதுங்கி இருக்காங்க எப்போ பயமும் திகிலும் இருக்கும் பொழுது கொரோனா டைம்ல நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன் கொரோனா டைம்ல வெறிச்சோடி கடந்துதா இல்லையா நம்ம ஃபுட்டு கொடுக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஹைவேஸ்லாம் போகும்போது நானும் நானும் பிள்ளைங்களும் போகும்போது சொல்லுவோம் அப்பா என்ன காலியாக இருக்குடா எப்போவுமே இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே பொல்யூஷனே இல்லாமல் அப்படின்னு பெரும் பாதைகள் பாழாய் கடந்துதான் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பக்க வழியா நடந்து போனார்கள் அடுத்தது வாசிங்க எபராகிய நான் எழும்பும் மலவும் நல்லா கவனிங்க இங்க பாருங்க அண்டர்லைன் திஸ் வேர்ட் நீங்க அதுதான் எழும்பும் மலவும் இஸ்ரவேலிலே என்ன எழும் என்னவாக எழும்பும் மலவும் என்னவாக தேவன் தெபோரலாவி என்ன முன்குறித்திருக்கிறாரு நீ தாயாக எழும்பணும் யாருக்கு உன் வீட்டுக்கு இல்லை யாருக்கு எழுபணும் இஸ்ரவேலுக்கே நீ தாயாக எழுபணும் இத்தனை கோடி மக்களுக்கு இத்தனை லட்சம் மக்களுக்கு நீ தாயாக எழுபணும் அப்ப அவங்க சொல்றாங்க இஸ்ரவேலிலே நான் தாயாக எழுமினபடினால கிராமங்கள் என்னவாயிடுச்சா பாழாய் போயின கிறிஸ்துவலின் கிராமங்கள் பாடா போன இப்ப இவங்க தாயாக எழும்புறதுனால என்ன பண்ணாங்க கிராமங்கள் மலர்ந்துச்சு கிராமங்களில் புத்துணர்ச்சி வந்துச்சு மக்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சு மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாதைகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் போக்குவரத்தும் ஆயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்தித்து கிரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்டிகைகள் வர ஆரம்பிச்சது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஒருத்தர் எழும்பும் பொழுது நடக்கிற ஆசீர்வாதம் you will bring a positive influence பாழாய் கிடந்ததை நீ வழி வழியாக மாற்றுவாய் வழித்தடமாய் மாற்றுவாய் பாழான பாதைகளை உனக்கு வழி சாதகமான வழிகளை மாற்றுவாய் அதுதான் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே எல்லா எல்லாரும் பாழ் எல்லாம் பயமும் திகிலும் ஓடி ஒளிஞ்சிருக்க இடத்துல யார் எழும்புறா என்னவாக எழும்புறாங்க தாயாக எழும்புறாங்க என்ன கேட்கிற அருமையான தேவண்ட பிள்ளையே நீங்கள் நீங்கள் வேலை செய்கிறது நீங்கள் எழும்புறது அல்ல அது உங்களுடைய கடமை அது கண்டிப்பா தேவை ஆனா தேவன் உங்களை முன்குறித்த அந்த இடத்துக்கு நீங்க எழும்புவீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் உங்களை சுற்றிலும் ஒரு positive influence you will look different you will think different, you will speak different. Why? Because நீங்க அவேக்கன் யூ ஹவ் அரைசன் நீங்கள் விழித்து எழும்பினபடினால you will speak different you will think different you will act different you will walk different that is the blessing எத்தனை பேருக்கு வே மேக்கர் சாங் உங்களுக்கு தெரியும் way maker Promise keeper, my God, that is who you are. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பாடுது எப்போ சொல்லுங்க பார்க்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்து போயிட்டு வந்த பிறகு இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் முறை இங்கே பாடணும் நான் இருக்கா பிரேம் ஃபுல் சாங் ஏன்னா when I went over there நான் அட்டன் பண்ண அத்தனை சர்ச்சுகளிலும் இந்த பாட்டு இல்லாமல் ஆராதனை இல்லை I was thinking what a beautiful first time நான் கேட்குறேன் கேட்ட உடனே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் போயிட்டு நான் இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்ஷிப் சாங் சினாச்சின்றவங்க எழுதுனது எந்த கண்ட்ரி தெரியுமா நல்லா கவனிங்க எந்த கண்ட்ரி நைஜீரியா நைஜீரியா எங்கே இருக்கு ஆப்ரிக்கன் கண்ட்ரி ஆப்ரிக்கானாலே உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் பஞ்சம் பட்டினி அப்படி தானே நினைப்பீங்க இருந்து சின்னாச்சின்ற இந்த பெண்மணி எழுதினாங்களே த வேர்ல்டை மாற்றின இந்த பாடல் எப்படி உருவான தெரியுமா திஸ் சிஸ்டம் அவங்க போகிற சர்ச்சில் அவங்களுக்கு அவங்க சின்ன வயசில் பாடியிருக்காங்க அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் உண்டாட பிறகு பாட்டெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொயரில் ஆனாலும் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு கொயரில் நேம் கொடுத்து கொயரில் ஏன்னா அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கொயரே பார்த்தீங்கன்னா இரநூறு பேர்கிட்ட இருப்பாங்க கொயரில் such a beautiful church you know நைஜீரியாவில் pastor John I I I couldn't get in ah Chris Chris Chris Chris யாக்லாமாவும் இதுன்னு சொல்லிடும் அவருடைய அந்த கொயரில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கொயரில் ப்ராக்டிஸ் பாடுறாங்க ஒரு நாள் இவங்க கொயரில் உட்காந்து ஆண்டோட செய்தியை கேட்டு இவங்க பாஸ்ட் பேசுகிற செய்தியை கேட்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னாராம் நீ ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க பிரசங்கத்தை எழுதுன்னு சொன்னார் பிரசங்கத்தை நோட்ஸ் இங்கே கூட அநேக பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறத நான் பார்க்குறேன் இன்னும் ப்ராஃபிட்டிக்கில் many things will happen for you ஹalleluya பிகாஸ் இன்ஸ்பைர்ட் வேர்டை நீங்கள் எடுக்கும் பொழுது it will bring in newness in your life அப்போ அந்த சிஸ்டருக்கு சொல்லப்பட்டது நீ பாஸ்டோட பிரசங்கத்தை எழுது எழுத ஆரம்பித்தாங்க எழுத ஆரம்பித்தாங்க நாளடைவில் ஷி ஸ்டார்டட் ரைட்டிங் அந்த மெசேஜையே சாங்காக எழுதுகிற அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஓ யூ சே ஐ அந்த பாட்டெல்லாம் பாடினாங்களோ அதில் வேர்ல்டு மாற்றின சாங்கு நான் யாருன்றது உலகம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் யாருன்றது என் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன்ல நான் யாருன்றது நீ ஏசு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அல்ல லூயா ஐ பிலீவ் தட் என்ற பாடல் எழுதினாங்களே அதெல்லாம் எழுதும் பொழுது எங்கன்னா அவங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சும்மா கேட்கல ஹா கோட்டு வாங்கி விட்டு கேட்கல சோம்பேறியா கேட்கல ஒரு இன்ஸ்பயர் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ல she start writing she start lyrics wave make a miracle work promise keeper and that is my God he is moving he is moving ஆர்ட்ஸ்னு சொல்லி எழுதி உலகம் முழுதும் அந்த பாடல் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா I think it is crossed nearly two hundred million million views கடந்திருக்கும் வெறும் யூடியூப்ல வாட் ஹேப்பன் தெரியுமா 2000, I, I don't know, 20 or before that year, Joel Osteen church யூஎஸில் பிக்கஸ்ட் சர்ச் ரைட் அவங்க அவங்க முன்னாடி ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச் வெளியே போகும்போது ஷி டிடன் கெட் அ சீட்டா அந்த சர்ச்சில் சீட்டு கிடைக்கல உட்காரத்துக்கு ஸோ அவங்க வெளியில் பார்த்துட்டு போயிட்டாங்களா ஆனால் இதுனா God if you allow me to worship I will worship in this church and I lift your name சொன்னாங்க you know what happen After this song release, Joel Austin team called Sinach to fly back to Joel Austin church and perform in the church. She said, few years before I stood outside. எனக்கு உள்ள வரக்கூட எனக்கு இடம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு நான் மேடையில் நினைந்து ஆண்டவர் ஆராதிக்க கத்திரனை கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஷி செட் பிபிசியில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ இந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ற அவார்டுக்கு வந்து இந்த டாப் ஃபிஃப்டியில் ஷினாச்சா பிபிசியில் இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூவில் பார்க்கலாம் அப்போ அவங்க சொன்னாங்க ஷீ ப்ரெசன்டட் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டை அவங்க பாஸ்டருடைய பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க நீங்கள் கை தட்டுறது பார்த்தா உங்களால் நம்ப முடியல உங்களால் நம்ப முடியல That is the power of positive influence. That is the power if you arise and awake. உன் சுச்சுவேஷன் சுத்திலும் முடியாதது இருக்கும் உன் சுச்சுவேஷன் சுத்தி லிமிடேஷன் இருக்கும் உன் உன்னுடைய சுற்றிலும் பாழ் என்னது இருக்கும் உன்னால் திங்க் பண்ணவே முடியாதுன்னு நினைப்பேன் but if you arise and awaken you will look differently நம்ம நினைப்போம் ஆப்பிரிக்கான்னா ஏழ்மையான கண்டி ஆனால் தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாஸ்ட் இருக்கு தன்னை பிளஸ் பண்ண அந்த பாஸ்ட் இருக்குது பர்த்டே அப்போ ப்ரைவேட் ஜெட்டு கொடுக்குன்னா நீங்கன்னா நான் நினைக்கிறேன் you are also going to gift me a private jet நினைக்கிறேன் I believe that is going to happen all if you believe it if you believe it இப்போ போகிறதுக்கு சைக்கிள் கூட இல்லை பிரதர்னு சொல்லலாம் but you will be rising like that அலன் லூயா எக்ஸாம்பிள் ஆண்டு வச்சிருக்கிறார் And that is why today I'm going to talk to you seven tips how to be a positive influence. When you arise and awaken, you will be a positive influence or rather இந்த கேரக்டர்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த செவன் கேரக்டர் உங்களுக்குள்ள இல்லைன்னா you can understand something is wrong you need to go back and what you need to do விழிக்கவும் எழும்பவும் நீங்கள் ஆரம்பிக்கணும் அலல்லுயா ஏமே அலல்லுயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க விழி எழும்புன்னு சொல்லுங்க நல்லா குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம் கையை பார்த்து குலுக்கி சொல்லுங்க விழி எழும்பு ஏமே first thing is you respond not react எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் the first character any situation any நெகட்டிவாக இருக்கட்டும் உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு கோபம் பண்ண ஆரம்பிச்சு அல்லது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி சொன்னான் அவன் அவன் ஒரு வார்த்தை சொல்லணும் நாலு வார்த்தை கேட்காம விட மாட்டேன் இது ஒரு விதமான ரியாக்ஷன் இன்னொரு வேற மாதிரி ரியாக்ஷன் என்ன இருக்கும் மூலையில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டானே என்ன சொல்லிட்டானே பக்கத்தில் உண்டு ஏ தெரியுமா அவன் வந்து என்னை இப்படி சொல்லிட்டு எவ்வளோ திமிர் இருக்கும் உனக்கு இப்போ காசு this all reaction but one you need to respond you will rather you will not do அந்த வேர்ட்ஸ் ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சுன்னா you will respond okay I'm going to correct it or if it is not right you will say I don't bother about these words at all. I know who I am. Hallelujah. I know what God says. Hallelujah. That is what you respond. See, people, positive influence people, they will not react, they will respond. யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் கிதியோன்னு பாருங்க என்டையர் கண்ட்ரி மறுபடியும் அடிமை தனத்துக்குள்ள இருக்கு மீதியானர் வந்து என்னைக்கு எடுக்க போறாங்க என்னைக்கு சூறையாட போறாங்க தெரியல ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா இவனுக்குள்ள பயம் இருக்கு இவனுக்குள்ள டவுட் இருக்கு ஆனா அவன் என்ன பண்ணான் அதுக்கு ரேக் பண்ணல அவன் என்ன பண்றான் ரெஸ்பாண்ட் பண்றான் அவன் போய் ஆலையில போயிட்டு கோதுமை என்ன பண்றான் சேமிச்சு வைக்கிறான் சேமிச்சு வைக்கிறான் அவனுக்கு மட்டும் இல்லை தேசத்துக்காகவே சேமித்து வைக்கிறான் was responding the second character you will be about உங்களை பற்றி மறைக்கணும் அல்லது அதில் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது யூ வில் பி ஆனஸ்ட் ஆமாம் நான் பாசிட்டிவ் தான் ஆனால் அதே நேரத்தில் எனக்குள்ள என்ன இருக்கு பயம் இருக்கு நான் சொன்னேன்ல என்னை ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இல்லை சிக்ஸ் நினைக்கிறேன் ஐ டோல் யூ என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனியில் எனக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டாங்க நான் ரெண்டாவது ஒர்க் பண்ண போகிற கம்பெனியோடைய விபி அவங்களாம் இருக்காங்க அப்போ என்னை கூப்பிடும் பொழுது when I took my diary my diary இப்படி ஆச்சுன்னு அவ ஷேக்கிங் லிட்ரலி லைக் திஸ் எடுக்கும் பொழுது என் டெஸ்க் ஆனால் என் என்னோட முகம் எப்படி இருக்குது I was like this. but you know, that's true. You don't hide yourself. நான் நம்ம ரொம்ப எனக்கு எனக்கு பயமே இருக்காதுனால வீராப்புலி சூறாப்புலி எதையும் இது இல்லை ஐ am what I am but I am honest கிதியனுக்கு அந்த பயங்களும் டவுட்டும் இருந்தது தூதன் கேட்கும் பொழுது சொல்றான் ஏய் பராக்கிரமசாலியே உன்னோடு கூட கத்து இருக்கிற நீ தான் வந்து இஸ்ரவேல மீட்கப்படுற நம்மள என்ன பண்ணுவான் போயா உனக்கு வேற வேலை இல்லை நானே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கேன் நீ வர வந்துட்ட பராக்கிரமன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றியா கேட்போமா இல்லையா இவன் ஆனா இவனுக்குள்ள பயம் இருக்குதான் டவுட் இருக்குதான் சொல்றான் என் ஆண்டவனை நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க இங்கெல்லாம் அப்படி நடக்குது அப்படி இருந்தா இப்படி இருக்குமா அப்படின்னு அவன் டவுட்டிங் கேட்கிறான் அது எனக்கு is responding He is honest about his feelings. He is telling, yes, if you say that is true but situation is like this i'm having doubt i'm having fear but i'm very positive i'm ready to respond you don't want to hide yourself or you don't want to put yourself in a in a molded மறைமுகமா masking situationல இருக்கணும்னு அவசியமே இல்லை you will be honest the third thing is you practice what you preach You talk and walk. You will walk the talk. Are they with me? Yes. Are they with me? What I learned from my என் um, நான் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த கார்பரேட்டில் இருக்கும் பொழுது சில பாசஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன especially I still love him I still learn from him Steve Quinn சொல்லிட்டு நீங்கள் some of you also know the know him right Walk the talk. He will say, 5 o'clock I will call you. He will be somewhere else. But not 5 o'clock he will call you. He will call you. There is no way. நான் இது வரைக்கும் அமேஸ் இது வரைக்கும் எனக்கு வந்த கால்ஸில் அவர் சொன்ன டைமுக்கு அஞ்சு நிமிஷமோ இல்லை ரெண்டு நிமிஷம் கூட லேட் ஆக கிடையாது ஃபைவ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஓ கிளாக் டாட்டில் கால் பண்ணுவோம் எப்படி தான் இருக்கும்னு ஆச்சரியமாக இருக்கும் because the walk the talk அதே மாதிரி ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வில் பி எயிட் நைன் ஓ கிளாக்னா எயிட் தேர்ட்டி அப்படியே வந்துடுவார் ஆனால் ஆஃபீஸ் முடியல சிக்ஸ் ஓ கிளாக்னா he will leave six o'clock அதுக்கு மேலே யாரையும் உட்கார வைக்க மாட்டார் will say you have life you have to go and do your work but ஆறு மணி வரைக்கும் நீ சின்சியராக ஒர்க் பண்ண அது வரைக்கும் நீ பார்த்தனா மான அவர் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார் அப்படி நடந்தார்னா அந்த ஃப்ளோரே இதுவாகும் I learn the thing because that's how இது thing You should be productive. You practice what you preach, you talk and walk. So the positive influence people, definitely they say and they walk will be great. George Muller பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் பத்தாயிரம் அநாத குழந்தைங்களோட தகப்பன் என்று சொல்லப்படும் நான் உங்களுக்கு ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் ஒரு முறை அவர் வளர்க்குற அந்த ஆர்ஃபன் இதுக்கு வந்து சாப்பாடு இல்லை காலையில் பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க சாப்பாடு இல்லை அடுப்புங்கிற எரிக்கல வந்து சொல்லிட்டாங்க வார்டன் இன்னைக்கு எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கல எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க என்ன சொல்கிறாரு எல்லாரையும் டைனிங் டேபிளில் உட்காருவீங்க தட்டு கொடுங்கன்ட்டாரு ஆனால் மனுஷனுக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிடுச்சான்னு நினச்சப்பேன் was preaching faith previous week முன்னாடி விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் இப்போ அவருக்குன்னு விசுவாசம் வரும் பொழுது அவர் போய் ஓடி ஒளியில் சொன்னார் எல்லாருக்கும் தட்டு கொடுங்க சின்ன ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு தெரியும்ல அழகாக அவங்க வந்து ஒன் ஒரு சைல்டு ப்ரே பண்ணுவாங்க ப்ரே பண்ணிவிட்டு ஆமின்னு சொல்லும் பொழுது இட்ஸ்லாம் ஹிஸ்ட்ரிங்க இதெல்லாம் கதை இல்லை வாசல்ல van is coming in standing அவன் என்ன சொல்லுன்னா போன நைட்டு எனக்கு கனவில் இந்த பேக்கரியில் இருக்கிற மீ பிரெட்ஸையும் அதோடு கூட எக்ஸ்ட்ரா பிரெட்ஸையும் பேக் பண்ணி இந்த ஓம்க்கு கொண்டு போகணுன்னு I was told in my dream நான் இதை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட சுட சுட சுட பிரெட்டும் எல்லாத்தையும் இறக்கணும் அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு பால் வேன் போயிட்டு இருந்தது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு பால் பஞ்சர் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இதுவாகிடும் உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் ஏதாவது ஆர்ஃபனேஜ் இருக்குன்னா பார்த்தா இவருடைய ஆர்ஃபனேஜ் அத்தனை பால் டேங்கையும் இந்த ஆர்ஃபனேஜ் கொடுக்கும் so children they had a bread and milk without nothing. That is the preach and come. That is the faith. That is the positive influence. You bring out. Your situation says nothing. Your situation say, hey, you cannot do. You're fit, fit for nothing. an impossible thing. ஆனா நீங்க விழித்து எழும்புவீர்கள் என்றால் you will change your situation. You will command your situation. You will bring things into formation. Hallelujah. அலல்லுயா நான்காவது யூ வில் பி கைண்ட் அண்ட் நாட் ரைட் எங்க சொன்ன இதை ஒரு பழமொழிலாம் இருக்குல்ல மாமியார் உடைச்சா மண் குடம் மருமகம் உடைச்சா பொன் குடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குங்கள அப்படின்னா என்ன எதை செய்தாலும் குத்தம் உட்காந்தா குத்தம் நித்தா குத்தம் அதுக்கு செய்த குத்தம் இப்படி செய்யணும் அப்படின்ற பண்ணம் அதுதான் ஒரு பரிசுத்தவன் அழகாக ஒரு பாட்டு எழுதுறேன் குறை சொல்ல மாட்டோம் குற்ற சொல்ல மாட்டோம் மற்றவங்கள தலையில் கொட்ட மாட்டோம் ப்ரோ அப்படின்னு தானே ஒரு பாட்டு இருக்கு திடீர்னு வந்துச்சு பி கைண்ட் நாட் ரைட் சமங்க எடுத்து சிலவங்க எடுத்தாலும் மிஸ்டர் ரைட்டு தான் மிஸ்டர் ரைட் அவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்குள்ள ஜானி இன்னும் இப்படி சைடாக உட்காந்துட்டு இருக்க தோ சரியில்லை இன்னும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க சரி தாடி வளர்த்துருக்க மிஸ்டர் ரைட் பக்கத்தில் பார்த்து டோன்ட் பி மிஸ்டர் ரைட் சொல்லுங்க பி கைண்ட் பி கைண்ட் அன்போடு கூட சொல்லுங்க you will be a positive influence you will be a positive you will ஐந்தாவது you will show appreciation for others சிலவங்களில் வாயிலேருந்து இது வர்றதுக்கு என்ன எடுக்கிற மாதிரி இருக்கும் முத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஐ சீன் நம்ம இந்த இந்தியன் மென்டாலிட்டியில் எங்கே இவனை கொஞ்சம் இதுனா நமக்கு மேலே மிஞ்சிருவான் கொம்பு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னே வச்சிருக்கோம் மத்தியில் you will show appreciation for others hallelujah hallelujah hallelujah You will show appreciation for others. You acknowledge them. You will acknowledge them. A right positive influence people will never shy to இதுலேருந்து ஓட மாட்டாங்க they will definitely appreciate I they with me I they with me so your words will appreciate others ஆறாவது காரியம் you will act actively listen to others. நீங்க என்ன பண்ணுவீங்க மற்றவங்களை கவனிப்பீங்க தாவிது கோபத்தோடு இருக்கிறான் யார் மேல நாபால் வீட்டை அழிக்கணும் நாபால் வீட்டை ஒன் ஒண்ணுமில்லாம இருக்கணும் என்ன போய் அவன் அப்படி சொல்லிட்டானே என்ன போய் அப்படி பண்ணிட்டானே என்று சொல்லிட்டு வரான் படைகளை அவனோட வாலிபர்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்க யுத்தத்துக்கு வராங்க யார் போய் எதிர்க்க போறா அபிகாயில் அவங்க ஒய்ஃப் போகிறான் ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது தாவித என்ன பண்ணிருக்கலாம் நான் ராஜாவாக இருக்கேன் நான் சொல்றது தான் சரின்னு சொல்லிருக்கலாம் காது விட்டு கேட்கலாம் காது சிலருக்கு இந்த கேட்கிற அனுபவமே கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க அவங்க மைண்ட்ல அதான் இருக்கும் இவங்க என்ன சொல்ல போறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் Such people cannot exhibit positive influence at all. I'll tell you. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் கோபமாக இருங்க எந்த நிலவரத்தில் இருங்க ஒருவேளை ஏன்னா மனுஷங்க நம்ம கோவப்படலாம் நம்ம வந்து கோவப்படாதவங்களா இருந்தால் இந்நேரம் காட்டில் தான் இருந்திருக்கணும் இருக்கும் but what you do you actively listen to others listen to even I didn't had this skill நான் இப்போ சில காரியங்களை சில காரியங்கள் நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அதுக்கு நான் லிசன் பண்ணியிருந்தேன்னா இப்படி பண்ணியிருக்கலாம் நான் லிசன் பண்ணலையே ஆனால் ஃபியூ இயர்ஸா I learn this lesson I learn this lesson you have to actively listen to others தாவிது அன்னைக்கு அபிகாயில் கிட்ட கேட்டதுனால அவன் கோபத்தின் நிமித்தமாக அவன் தப்பு செய்வதற்கு பதிலாக அதான் சொல்கிறான் நீ நல்ல காரியத்தம் பண்ண நீ வந்து என்கிட்ட பேசினால இவ்வளோ பெரிய பெரும் பாதகத்துக்கு நான் என்ன பண்ணேன் தப்பு விக்கப்பட்டேன் Rather, he is exhibiting positive influence. Positive influence. yeah அவன் விழிக்க தெரியும் எழும்புறதும் அபிகாயில் அவளை விழிக்க வச்சான் எழும்ப வச்சான் தே வித் நான் கடைசியா ஏழாவது you choose to be happy you choose to be சந்தோஷம் என்பது இஸ் அ சாய்ஸ் அது எல்லாருக்கும் கிடைக்காது நீங்க எடுக்கிற சாய்ஸ் நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் ஆனந்தம் பேரானந்தம் இது வந்து எல்லாமே என்னை தேடி வரும் அப்படின்னு நினைக்கிறோம் yes but it is a choice it is a choice that you can make your to be happy நீங்கள் சந்தோஷமா இருக்க தீர்மானித்தீங்கன்னா யூ வில் பி அ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த மேனேஜர் என்னை திட்டாரு இந்த கொள்ளிக்கு வந்து என்னை ஏமாத்திட்டான் நான் வந்து என்ன செய்யாத தப்பை வந்து என் மேலே பழி போட்டுட்டாங்க நான் வந்து இது இது பண்ணியிருக்கணுமே ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் இது எல்லாம் போட்டு குழப்பி உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் டவுன் பண்ணுறதை காட்டிலும் எஸ் கந்து yes but I am going to choose to be happy this is not going to destroy my happiness என்னுடைய ஹாப்பி மூடை இது டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் என்று சொல்லி you be happy and you will be a positive influence you will be a positive influence. And that is why smile is such a powerful thing. Mother Teresa has quoted about her smile, right? And the quote எனக்கு ஞாபகம் வரல but she is quoted a beautiful thing நீங்கள் ஸ்மைல் பண்ணும் பொழுது என்ன நடக்குதா நீங்க ஸ்மைல் பண்ணும் பொழுது உங்களோட ஃபேஷியல் நர்வ்ஸ் இருக்குல்ல எல்லாம் ஆக்டிவே ஆக்டிவேட் ஆகுது அதனால தான் லாஃபிங் தெரப்பிலாம் கொண்டு வராங்க but real laugh comes out of your arising and awakening நீங்கள் விழிக்கும் பொழுதும் எழும்பும் பொழுதும் இருக்கிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் வேற எந்த தெரப்பினாலும் கொண்டு வருகிற சந்தோஷம் ஈடு இணையாகாது ஏனென்றா உங்களுக்கு தெரியும் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேணாம் பைபிள் சொல்லியிருக்காரு என் சொல்லியிருக்காரு ஏ பாரு ரோட்டில் வளர்ற லீலி புஷ்பத்தை காட்டிலும் சாலமன் கூட அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போடலாம் அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக கிடைக்கும்ல இங்கே பாருங்கள் எத்தனை அழகான ட்ரெஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குவார் பூ போட்டது மரம் போட்டது செடி போட்டது கலர் கலர் கலராக அழகாக காக்கை குஞ்சுகளை ஆகாரத்துக்கு கேட்கும் பொழுது ஆண்டவர் இதை போஷிக்கிறாராம் அதை போஷிக்கிறதையும் உன்னை போஷிக்க மாட்டாரா அதை உடுத்து வைக்கிற தேவன் உன்னை விடுத்து மாட்டாரா அதை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறார் நீ சந்தைக்கு போனால் ரெண்டு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகளை வாங்கிக்கலாம் ரெண்டு அடைக்கலான் குருவிகளை வாங்கிடலாம் நீங்கள் அதை பாட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம பொழுதனைக்கு உட்காந்து என்ன பண்ணுவோம் சாம்பாரில் உப்பு இல்லைன்னா கோபம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா எரிச்சல் ஃப்ரெண்டை திட்டா நம்ம மூக்கு கொண்டிட்டு முகம் கொண்டிட்டு மூளையில் உட்காந்துருவோம் but you choose to be happy and you will exhibit positive influence hallelujah லூயா ஸோ இஃப் யூ நீங்கள் எழு விழுத்து எழும்பும் பொழுது மூன்றாவது பிளஸ்ஸிங் உங்களை தேடி வருது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் you will be a positive influence of others you will be positive அதில் தான் ஏழு டிப்ஸை பார்த்தோம் my dear children be very very happy be very happy நான் மறுபடியும் இந்த இது லாஸ்ட்டை இதை சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகிறேன் நான் ஏற்கனவே இது பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் யங்ஸ்டர்ஸ்க்கு you have to understand this திங்கிறதுக்கான நான் மறுபடியும் சொல்கிறேன் மத தெரேசா அவர்கள் இளம் வயதில் குஷ்ரோகிகளை பராமரிக்கணும் என்று தீர்மானித்த பொழுது எத்தனை வயசு தெரியுமா அவங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் யங் லேடி தானே கல்யாணம் ஆகாமல் சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் சகோதரி தாய் இருபத்தி மூணு வயசில் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது வேலட் கிடையாது டிஜிட்டல் மணி கிடையாது எதுவுமே கிடையாது கைண்ட் ஆஃப் நினைக்கிறேன் ஏர்லி எயிட்டிஸ் அவள் பணம் இல்லை அங்கே குஷ்டரோகிகளை பராமரிக்கிறதுக்கான அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல மெடிசன் வாங்குறது பணம் இல்லை வாட்ச் இட் இட் தெரியுமா literally she went and beg in each houses ஒவ்வொரு வீடாக தட்டி தட்டி என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஒரு வீட்டை தட்டும் பொழுது அந்த வீட்டில் கோபத்தோடு கட்டமாக நடிச்சானோ மறுபடியும் தட்டினாங்களாம் நாயே நான் உனக்கு சொன்ன திருப்பியை தரக்கு தட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி மறுபடியும் சாத்தினான் மூணாவது முறையும் தட்டினாங்களாம் இந்த மனுஷனுக்கு உச்ச கட்டத்தில் கோவம் வந்துருச்சு இவ்வளோ சொல்லி நீ தட்டுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு உன் பிள்ளைங்களுக்கு தானே வேணும் இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு காரி துப்புனார் இந்த கையில் இதை வாங்கிட்டு நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கொஞ்சம் நினச்சி பாருங்க வாங்கிட்டு சந்தோஷத்தோடு இப்படி வச்சுக்கிட்டாங்க இது எனக்கு தந்தீங்க என் பிள்ளைக்கு தான் சொல்லிட்டு இந்த கையை நீட்டினாங்க இது நீட்டு பார்க்கணுன்னு போயிட்டான் இந்த அம்மா போயிட்டாங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க பாருங்க தூக்கம் வருமா நிற்குமா அங்கதான் positive influence your influence will be positive on others people it will change behaviour அந்த இரவு போய் இவனால் தூங்க முடியல யார் அந்த பெண்மணி யார் இது வந்தா நல்ல வெள்ளையா இருக்கா வெளிநாட்டு பெண்ணு இளம் பெண்ணு இவ்வளவு தூரம் இருக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா என் பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிட்டு ஏன் பிச்சை எடுக்கணும் விடிய மொழி காத்தினான் மூணு மணிக்கு நாலு மணி ஆகுது தன்னுடைய வாகனம் ஓட்டுற வாகனம்னா அப்பெல்லாம் குதிரை வண்டி இருக்கும்ல போட்டி இருக்கும் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முன்னாடி இருந்துச்சு இப்போல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க குதிரை வண்டி இருக்கும் அதில் அதில் அந்த ஓட்டுறவரை கூப்பிட்டு நேத்திக்கு ஒரு பெண்மணி வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேட்டாங்களே அவங்க வீடு தெரியுமா உனக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஆ எனக்கு தெரியும் ஐயா வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் போகிறாங்க போகும்பொழுது ஒரு மிகவும் குறுகின ரோட்டில் இவங்க கூட்டு போகிறாங்க ஏய் என்னடா எந்த இதுக்கு தப்பான ரூட்டுக்கு போறியா அப்படின்னு இல்லை இல்லை இங்கே தான் போயிட்டு வண்டி நிற்கிற இடத்துக்கு இவருக்கு ஆச்சரியம் என்னடா எந்த இடத்துக்கு நான் அந்த அந்த லே அந்த பெண்மணி வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னேன் நீ எங்கடா கூப்பிட்டு வர ஏன்னா அந்த வாசல்ல குஷ்ரோகிகள்லாம் உட்காந்து இவரை பா பார்த்துட்டு இருக்காங்களா வரவேற்று இவர் இறங்கி வந்தோடனே வரவேற்றாங்களாம் ஏய் கரெக்டான இடம் தானா உள்ள போகும்போது பார்த்தாங்களா நெடுக்க குஷ்டரோகிகள் இருக்கான் உள்ள மத தெரேசா தன்னுடைய மடியில ஒரு குஷ்ரோகி பேஷண்ட்ல வடிகிற சீழ பஞ்சில் வச்சு அந்த காலை நேரத்தில் தொடச்சி அவங்க மருந்து போட்டுட்டு இருக்காங்க இவனுக்கு பார்த்த உடனே இவருக்கு பயங்கர அழகாக இருந்துச்சான் ஏன் சக நாட்டில் வாழ்கிற என்னுடைய சக நம்ம என்ன என்னால் கவனிக்க முடியல இன்னைக்கு இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட் இஸ் எ இ ரோட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அவங்க விளைச்சல அந்த மிஷின்ஸ் ஆஃப் சேரிட்டிக்கு எழுதிச்சு it's because of what positive influence அவங்க பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறது காரணம் என்ன பிகாஸ் ஷி ஆல்ரெடி விழித்து எழுமினபடினால அவங்க நோக்கம் என்ன தெரியும் அவங்க நோக்கம் இது இல்லை இவன் மனுஷன்ட்ட போய் சண்டை போடுறதோ இவங்களோட வார்த்தைகளை போய் என்னை திட்டான்னு சொல்லிட்டு சண்டை போடுறதில்ல நான் எனக்கு எதுக்காக அழைக்கப்பட்டேன் என் பிள்ளைங்களுக்கு வேணும் ஆண்டு பார்த்துப்பார் கொடுத்துட்டாங்க positive influence made a around figure thing hallelujah hallelujah that is the power இந்த கால வெளியில கூட choose your life choose your choices you can be happy if you choose the right way If you arise and awaken in God, in your position, in your destiny, what God wants you to be, I'm telling you, you will be a definite positive influence in your personal, professional, spiritual life. நம்ம எல்லாரும் the அல்ல முழங்கல்ல இருப்போம் முழங்கல்ல இருந்து மாண்டுட்டு கரங்களை ஒப்பு கொடுப்போம் ஏமேன்